வணக்கம் நண்பர்களே குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரா குரு சாஷாத் பரபிரம்ம தத்மைத்ரி ஓம் குருவே நமக இன்று நாம் பார்க்க போவது வந்து மீன ராசிக்கான அக்டோபர் மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபது ஏற்கனவே நம்ம எல்லா வீடியோலையும் சொன்ன மாதிரி வந்து பொது பலன்கள்னு சொன்னால் வந்து யாருக்குமே அது போன்றார் ஏன்னா வந்து அது மாணவர்கள் இருப்பாங்க வேலைக்கு போகிறவங்க இருப்பாங்க ஒரு திருமணமானவர்கள் ஒவ்வொருக்குமே பலன்கள் மாறுபடும் சரிங்களா எல்லாருக்குமே ஒரே மாதிரியான பலன்கள் நடப்பதில்லை அப்படி நடந்தாலுமே அப்படி ஓரளவு நடந்தாலுமே வந்து உங்கள் சுயஜாதகம் அப்படின்னு அதை பொறுத்து தான் உங்கள் வாழ்க்கை அமையும் அந்த சுயஜாதகத்தில் என்னென்னா டசா புத்தி உங்களுக்கு இப்போ என்ன டசை என்ன புத்தி நடக்குது அதன் பொறுத்து தான் வந்து உங்களுடைய பலன்கள் நிர்ணயிக்கப்படுகிறது சரிங்களா நாம் என்ன பண்ணுறோம் அதில் வந்து ஓரளவாக அந்த ஒரு ஐம்பது சதவீத பலன்களாக ஒத்து போகட்டும் அப்படிங்கிறதுனால டசா புத்தியின் அடிப்படையில் நம்ம சொல்கிறோம் மீன ராசிக்காரங்க வந்து ஒரு விஷயத்த வந்து பிளான் பண்ணி கொண்டு போகிறாங்க இப்படி தான் போடணும் அப்படி தான் செய்யணும் அப்படின்னு ஒரு விஷயத்த பிளானிங்கோடு செஞ்சு செய்வீங்க எப்பயுமே இந்த விஷயத்த வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை அதிகமாக நீங்கள் மெயின்டைன் பண்ணுவீங்க இப்படி போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த செவ் செவ்வாய் திசை செவ்வாய் புத்தி நட நடப்பவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்ப்போம் சரிங்களா இப்போ மனசுக்குள்ளே வந்துட்டு நிறைய விஷயம் யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க எப்படி பணம் சம்பாதிக்கலாம் எப்படி வெளிநாடு போகலாம் எப்படி தண்டை வெளி ஒரு ஆதாயம் தேடலாம் அப்படின்னு உங்கள் மனதுக்குள்ளே நிறைய ஒரு யோசனை இருந்துக்கிட்டே இருக்கும் அதை வெளிப்படுத்தும் போது பல நேரங்களில் வந்துட்டு கொஞ்சம் வந்து ஒரு இந்த காலகட்டங்களில் செவ்வாய் தசை செவ்வாய் புத்தி நடந்து லக்கணத்துலேயும் ராசிலேயும் செவ்வாய் இருந்து இருக்கிறதுனால வந்துட்டு நீங்கள் பேசும் துணி வந்து அடுத்தவர்களுக்கு வந்து ஒரு வெறுப்பை ஏற்படுத்தலாம் இல்லை வந்துட்டு ஒரு மன கஷ்டத்தை ஏற்படுத்தலாம் அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்து பொறுமையாக நிலை இயல்பிலேயே அப்படி இருந்தாலுமே செவ்வாய் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சாதகமற்ற நிலையில் நீங்கள் பேச்சினால உண்டு கொஞ்சம் பிரச்சனை ஏற்படும் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க சரிங்களா நாள்லாம் யாருக்கெல்லாம் ராகு டெசர் ராகுபதி நடக்குதோ இந்த காலகட்டங்கள் முக்கியமாக நீங்கள் வந்து ஒரு இடமாற்றம் நடப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது இந்த அக்டோபர் மாதம் இடமாற்றம் நட அதுக்கெல்லாம் நீங்கள் முயற்சி செய்யலாம் அடுத்தது வந்து ஆன்லைன் ரீதியான தொழில் செய்யலாம் சோசியல் மீடியா மார்க்கெட்டிங்கு அப்புறம் வந்து உங்களோட தொழிலை வந்து ஆன்லைனில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி கொடுக்கறது சரிங்களா எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட தொழில் வெளிநாட்டில் போயிட்டு வேலை செய்கிறது இன்னொரு இடத்துக்கு போயிட்டு இடம் மாறுறது அங்கே போய் வேலை செய்கிறது இது எல்லாமே உங்களுக்கு நல்ல மாற்றம் கொடுக்கும் சரிங்க நண்பர்களுக்கு உதவி செய் செய்வது நண்பர்களோட முக்கியமாக நெருங்கிய நண்பர்களோடு சேர்ந்து ஒரு கூட்டு தொழில் ஆரம்பிக்கிறது இது எல்லாமே ஒரு நல்ல மாற்றத்தை உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொடுக்கும் அடுத்தது யாருக்கெல்லாம் சுக்கர டச சுக்கர புத்தி நடக்குதோ வேலையில் கொஞ்சம் கடுமையாக இருக்குங்க வேலை வந்துட்டு சில பேருக்கு வந்துட்டு வேலை ரொம்ப ரொம்ப ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் அதனாலேயே நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் வெளியேறும் நிலை ஏற்படலாம் ஆனால் நீங்கள் தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒரு இந்த காலகட்டம் மட்டும் முக்கியமாக வந்து ஒரு நவம்பர் பதினைந்து வரைக்கும் மட்டுமாவது கொஞ்சம் கடுமையாக இருக்கும் யாருக்கெல்லாம் சுக்கர டசு சுக்கர புக்தி நட நட நடக்குதோ மாணவர்கள் வந்துட்டு கொஞ்சம் பிரச்சனை ஏற்படலாம் மனைவியோட இல்லை கணவர்களோட கணவரோட அது எல்லாமே கருத்து வேறுபாடு ஏற்படும் இதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க நவம்பர் பதினெட்டு வரைக்கும் அடுத்தது சூரிய தசை சூரிய புத்தி யாருக்கெல்லாம் நடக்குதோ அவங்களுக்குமே இது சாரகமற்ற கா காலமாக இல்லை முக்கியமாக ஏன்னா நவம்பர் பதினெண்டு வரைக்குமாவது என்னென்னா சூரியன் வந்து நீசமாகி எட்டில் மறையிறதுனால கொஞ்சம் பணம் புழக்கம் குறையலாம் பணம் வந்து நீங்கள் கடன் வாங்கும் சூழ்நிலை ஏற்படலாம் ஒரு தேவையில்லாத ஒரு பேச்சை உபயோகித்து அதை நீங்கள் சொ நீங்கள் சொல்லாத விஷயத்தை சொன்னால் தான் அடுத்தவங்க வந்து சொல்லலாம் அதுவே உங்களுக்கு ஒரு மன கஷ்டத்தை ஏற்படுத்தும் சூரிய தசை சூரிய புத்தி நடப்பவர்களுக்கு அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க அடுத்து புதன் தசை புறன் புக்கிங்க நீங்கள் பல விஷயம் ஜோதிடம் சம்மந்தப்பட்டது இல்லை ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை படிப்பதற்கான காலகட்டம் இல்லை ஒரு சாதகமான காலகட்டமாக இருக்கும் யாருமே படிக்காத விஷயத்தை யாருமே தெரிஞ்சுக்காத விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்குது சரிங்களா அதை இந்த பயன்படுத்திக்கோங்க இந்த மாதம் முழுவதும் அடுத்தது கேது தசை வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் முயற்சி செய்யலாம் ஒரு தந்தை வழி ஆதாயம் யாருக்கெல்லாம் வேணுமோ அது இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சிலாம் உங்களுக்கு கிடைக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக மூவ் ஆகும் ஆனால் உடனே நடந்துறாரு இந்த காலகட்டம் ஆரம்பிப்ப காலகட்டம் சாதகமாக இருக்குது அடுத்தது குரு தசை குரு புக்திங்க தொழில் வந்து ஒரு புதிய தொழில் நீங்கள் முயற்சி செய்யலாம் வேறு ஒரு வேலைக்கு போய் ஹெல்ப் பண்ணலாம் ப்ரொமோஷன் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒரு ஐம்பதாயிரம் சம்பளம் வாங்குறீங்க ஒரு எழுபதாயிரம் வரைக்கும் இன்னொரு வேலைக்கு பண்ணால் அதுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது சரிங்களா இவ்வளோ நாளாக ப்ரெஷரைஸ்டு ஜாபாக இருக்குது இன்னொரு வேலைக்கு நீங்கள் மாற்ற மாறணும்னு நினச்சா ஒரு நல்ல வேலையாக கிடைக்கும் சரிங்களா அடுத்தது வந்து சனி தசை சனி புத்தி நண்பர்களோட கூட்டு முயற்சியில் நீங்கள் ஈடுபடுவதற்கான சாதகமான காலகட்டம் சித்தப்பா வழி உறவினர் முறை அவங்க கூட அவங்க கூட ஹெல்ப் கேட்கலாம் ஏன்னா அவங்க மூலயமா உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைப்பதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது தொழில் ரீதியான வாய்ப்பு அதிகமாக கிடைப்பதுக்கான வாய்ப்பு இருக்குது அவங்க கூட வந்து ஒரு பணம் வந்து ஒரு முதலீடு செய்வது இது எல்லாமே சாதகமான காலகட்டமாக இருக்கும் சனி சனி புத்தி யாருக்கு எல்லாமே நடக்குதோ சரிங்களா வேறு ஏதாவது சந்தேகம் பண்ணால் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நான் அதுக்கு சம்மந்தப்பட்ட பதில் சொல்கிறேன் நன்றி ஓம் சிவ ஓம்